ஹலோ ஹலோ எங்க இருக்கீங்க ஆ சொல்லு வீட்ல இருக்கேன் விஷயம் எல்லாம் ஓவரா பேசிட்டு இருக்கான் உங்களை நம்பி தான் அவனை அன்னைக்கு முடிச்சு விட்டு சரி நாளைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வருவான்னு பார்த்தா வர மாட்டேன்னு சொல்றான் என்னாச்சு பேசிட்டே நெக்ஸ்டா பண்றாரு இப்போ என்ன பண்ணலான்ற என்ன என்ன என்னைக்கு கால் பண்ண இப்போ நான் தான் நேத்து இல்ல இல்ல நேத்து பேசிட்டேன் நீங்க காலைல போறேன்னு நீங்க தான் முடிவு எடுத்துன்னு போனீங்க நீங்க தான்

என்னாச்சு பெரிய என்ன கூப்பிட தெரியல அவன் கூப்பிட்டா வரவே மாட்டான் ஏன் தெரியல நானான்னு சொல்ற மாதிரி தான் பேசுறான் மேலதான் இருக்கான் ஒருத்தனை ஃபோன் பண்றேன் எட்டி மட்டும் பாத்துட்டு போயினேன்ட்டான் ஒரு மேல வேணா சொல்ல அவனும் கீழே இறங்கி வரல அவன் இருக்கிற வேலை விட்டு அவங்களுக்கு நான் அழிஞ்சுன்னு தேவையில்லாத நானும் இருக்கிற வேலை எங்க அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு வரேன் அவனுக்காக அதை அவன் புரிஞ்சுக்கணும்ல நீ எது புரிஞ்சுக்காம அவன் வேணும் வேணும்ன்ற பொறுமையா தான் பண்ணிடுவான் கல்யாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவன் எல்லாருக்கும் சுத்துறான் அது எனக்கு அசிங்கமா இருக்கு யாரு கூட சொல்றானா அன்னைக்கு கூட ஃப்ரெண்டு சொல்றான் நீ ஆளை ஒரு பொண்ணு கூட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போட்டோவே அனுப்புறா அப்ப நான் நம்பாம இருக்க முடியுமா நான் ஃபோன் பண்ணதே அவன் எடுக்கவே இல்லை பண்றேன் அவன் வேணும்னு தான் எடுக்காம இருப்பான் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் வர ஐடியா இல்லையா இல்ல என்ன சொன்னா கல்யாணம் பண்ற ஐடியா இல்லையாமா வேண்டான்ற மாதிரி பேசுறான் எங்க இந்த கல்யாணம் சரி உங்க அம்மா என்ன சண்டை போடு வீட்டுல எல்லாரையும் கூப்பிடுவான் அசிங்கமா இருக்கு அவங்களுக்கு ஏன்னா நான் அவ்வளோ அவங்க எல்லாரையுமே வேணாம்னு சொல்லி அவனை அவ்வளோ ஒத்துக்க வச்சிருக்கேன் அவன் வீட்டுல அப்புறம் எப்படி வேற என்ன பொண்ணு கூட பேசுறானா எப்படி அவன் தெரியலையே அது அவனுக்கு தான் தெரியும் இன்ஸ்டாவும் இன்ஸ்டா பாஸ்வேர்டு எனக்கு கொடுக்கல போனே எடுக்க மாட்டேன் ஹலோ சொல்றேன்டா எங்கடா இருக்க சொல்லினாச்சி சரி சரி ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணோம் அதான் ஃபோன் பண்ணேன் எங்க இருக்க ஒரு நிமிஷம் ஏ லவுட் ஸ்பீக்கர் இருக்கு ஹலோ இல்ல எங்க இருக்க இப்போ ஏய்

நேத்தன் நேத்தன் அவ்வளோ பேசி நான் சால்வ் பண்ணல நான் ரீல்ஸ் எங்கே அங்கே தான் இருக்கேன் வா நான் யோகா ஹலோ ஹலோ ஹலோ நான் யோகா யோகா யோகா யோகா பேசுறேன் என்ன மயிர் கூட இருக்க நீ ஆ ஏய் திருந்தவே மாட்டியா நீலாம் எத்தனை பொண்ணுல தான் ஏமாத்துவ ஏ ஹலோ ஏ இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிறேன்றா நீ எங்க இருக்க இப்போ நீங்க வந்துட்டு போ ஒரு நிமிஷம் சீக்கிரம் வந்துட்டு போ நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் என்னடா என்னதான் பிரச்சனை யார் லேடிஸ் வாய்ஸ் கேட்டுது ஜாலியா இருப்பான் அவனுக்கு என்ன பத்து இருக்கு சொன்னியடா அதெல்லாம் பண்ணி டீல் ரெண்டு பேரும் நேத்து எதுக்கா போனா சொன்னேன் புரியல நேத்து ஏன் எதிரிக்கா சொன்னியரா அது ஒரு மைண்ட் தாட் அது மைண்ட் தாட்ல அததான் போயிருப்பான் நைட் நம்ம கமிட் அதனால எனக்கு வந்து இது பேசுற விதம் சரியில்லை புரியா இது பண்ற நடவடிக்கை எனக்கு புரியல என்ன என்ன பண்ண நடவடிக்கை நெக்ஸ்ட்லாம் நடவடிக்கை என்ன எதை சொல்றீங்க நடவடிக்கைன்றது உண்மையான என்ன தெரியுமா நடவடிக்கைனா இன்னொருத்தவங்கள போய் சுத்துறது நடவடிக்கைன்னு அது உன்னை பார்த்து நான் சொல்லணும் பேச்சு தான் சரியே இல்ல சரியே ரொம்ப எதுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தானே போனோம் அப்ப அளவு என்ன ஐடியால இருக்க சொல்லு எதனால இப்பயே பேசிட்டு எந்த இல்லடா அது என்ன சொல்லுது அது வேணானுச்சுன்னா அவ்வளோ ஓகே அது எனக்கு ஓகே எனக்கு இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே கஷ்டப்படல இன்னொன்னு கிடைச்சிச்சு அதுக்காக போறேன்னு அப்படி சொல்லிட்டு போக சொல்லுங்க அந்த மாதிரி என்ன எனக்கு மேல பழி போட்டு போனேன்னு சொல்லுவேன் எனக்கு என்ன ஆசையாடா இது மேல பழி போடுறதுக்காக நான் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணா இவரு அசால்ட்டா வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதையும் முடிவை சொல்லிப்போம் அது நீ சொன்ன மாதிரி வீட்டான வந்துச்சு எந்த இதுவில் நீ அந்த மாதிரி பண்ணுற

சொல்லு இந்த மாதிரி போயிட மாதிரி போக மாட்டேன் இந்த ஆயிரம் இந்த புரியுதா மாதிரி போக சரியா நான் போனாலும் அவன் என்ன பேசுவான் இவன் கூட இத்தனை நாள் இருக்கேன் எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும் நீ விட்ட பாத்தியா தப்பானது நீ இவன் தப்பு அவன் போனாலும் அவன் வச்சுதான் என்ன பேசுவான் அதுக்கு நான் போகாமலே இருக்கலாம் எனக்கு

பொண்ணுங்க பொண்ணுங்க அவள் தான் பொண்ணுங்க ஐட்டம் ஆயிடுவாங்க மத்தவங்க யாருக்குன்னா பேசுவாங்க இவங்கலாம் பேசினா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க பா எல்லாரையும் ஏமாறுதே நம்ம தான்ப்பா எல்லாத்துலயும் ஏமாறுதே நம்ம தான் உங்களோட ஏமாறு ஏமாத்துறீங்களா ஏன் திருக்கி இப்போ இந்த பொண்ணுகிட்ட பேசுகிற ஃபோனில் பேசுனேன் என்ன பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுது கொஞ்சம் வேணான்ற நம்மளுக்கு உன் பேர் எழுதி என்ன பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவேன் பண்றது பண்ணதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம தப்பு பண்ணல நம்புனே என்ன செய்கிற சூரா நான் தப்பு பண்ணல தப்பு பண்ணாம அது அது பண்ணிச்சுனா ஏன் மேல இருந்து தப்பு வராது நான் அப்ப இவ்வளவு நீ டைம் பாஸ் செலவு பண்ண சும்மா இத்தனை நாள் அது இத்தனை நாள் இத்தனை நாள் நீ பேசினியா அவ்வளவுதான் இத்தனை நாள் நீ பேசுனால்தான் நீ பேசாம பேசாம ஒழுங்கா இருந்தானா அவ்வளவுதான் நீ யாருக்கிட்ட என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறியே வேண்டாம் பேசாம நம்ம நீ சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ற அளவுக்குலாம் இது அவ்வளவு வருஷம் ஒர்த்தில்லையா நீ இப்ப பேசி இப்ப தோணும் எனக்கு அடி தோணும் ஒண்ணு மேல நீ பேசி வேணும் இதோட முடிச்சுக்கலாம் என்ன சொல்றது இது எதனால இவ்வளவு நடந்தது சொல்லு என்னாலயா எனக்கே தெரியல எதனால சொல்றது தெரியல வானாடா வந்துடா இதுக்கப்புறம் நம்மளால கஷ்டப்பட முடியாது விக்கி கால் பண்ணுறேன் ஏய் அவன் இவ்வளவு தான்டா இவ்வளோ பிரச்சனையும் அவன் ஆள் இல்லைடா வைத்தியம் அவனால் அவனால் தான்டா இவ்வளோ பிரச்சனையும் இல்லை ஜெகனுக்கு கால் பண்ணவா யார் வேணா கால் பண்ணுறா யாருக்கு கால் பண்ணாலும் எனக்கு வேணாம் வேணாம் வேணாம் கடைசியாக சொல்கிறது இந்த இது எனக்கு தேவையில்லை ஏய் இங்க பெரிய பிரச்சனையா போயிருக்குடா ஏய் என்னடா தெரியாதுடா கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு போடா பேசி விட்டு போடா அன்னைக்கு நேற்று வந்து இது ஒன்று அனிதா பிரச்சனை அது வந்து இப்போ யோகா பண்ணுவோம் ஆனா இந்த ஏதோ பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு விஸ்வாக ஏன் அந்த அந்த பிரச்சனை அந்த அந்த இதுவால தான் இப்போ இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்திருக்கு விஸ்வா என்ன சொல்றானா உன்னோட அத்தை பொண்ணாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சுன்றான் உன் அத்தை பொண்ணாலதான் உங்களுக்கு பிரேக்அப் ஆச்சு அவன்கிட்ட கொடுக்குறேன் பேசு என்ன எப்படி பேசுற சண்டை போடுறா சண்டை போடுறது ஜெகனி சண்டை எனக்கும் சண்டை போட தெரியல எனக்கும் சண்டை போட தெரியல சரியா நீ பேசுற விதமே சரியில்லை எல்லாம் இருந்தாலும் யோசிச்சு பேசு பொண்ணு டே ஹலோ ஹலோ ஜெகனே அங்க அங்க வந்து ஏதாச்சும் எனக்கு டென்ஷன் ஆச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகும்டா சரியா தேவையில்லாத பிரச்சனை ஆகும் இல்ல இல்ல கம்பல்சரி தேவையில்லாத பிரச்சனை ஆகும் டென்ஷன் ஆயிடுச்சு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன் சரி ஒரு நாங்க வந்து பாத்துக்கிறேன் விடு நாங்க வந்து பாத்துக்கிறோம் பிரச்சனை பண்ணலாம் டேய் தப்பா நாங்கள பண்ண உங்களால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்தது என்னத்தையும் நாங்க நல்லா தான் இருந்தோம் ஜாலியா தான் பேசியிருந்தோம் நான் தப்பு பண்ணலடா நான் தப்பு தப்பே பண்ணல அந்த அனிதா போனால உன் தங்கச்சால இவ்வளவு பிரச்சனை கூப்பிடாது எனக்கு உன்னாலடா இவ்வளவு பிரச்சனையும் உன்னாலடா இவ்வளவு பிரச்சனையும் உன் தங்கச்சி தான்டா நீ கடைசியா சொல்லி நீனா ஏ எப்படி பேசுற சண்டை ஜெகனே சண்டை எனக்கும் சண்டை போட ஜெகனே எனக்கும் சண்டை போட தெரியல சரியா நீ பேசுற விதமே சரியில்லை இருந்தாலும் யோசிச்சு டே ஏய் உங்களுக்கு இப்போ எங்க இருக்க நீ எங்க இருக்க இப்போ சரி வா வா விட்டாண்டா நிவாவான் நீ உன் தங்கச்சி என்ன பண்ணல உன் தங்கச்சி உன் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு தான்டா நீ வந்து நேர்ல வந்து சொல்லிட்டு போயிடுவா இல்ல இல்ல வேற நீ வேற நீ வேற நீ வேற சரி இல்ல நீ எங்க இருக்க இல்ல நான் அங்க வரட்டா சரி நான் வரேன் இரு ஆ அங்க வான்றான் புரியல ஜெகன் அங்க வாண்டானே நான் தான் சொன்னா எனக்கு வேணாம் பண்றான் யாரா ஜெகன் தான் பண்றான் என்ன நீங்க வர்சுல வந்துட்டோன்னு சொல்லு ஹலோ ஆ வீடு தெரியுமா உங்களுக்கு அதான் நீ வந்துவேன் அதான் கடைசியா சண்டை ஆரம்பிச்சான் இடம்டா அது சனியா இவன் அங்கேயா இருக்கா சரி வரேன் இரு ஆ ஹலோ வாடா வாடா

அவன் என்ன சொல்றானோ அது ஏத்த மாதிரி பண்ணலாம் ஓகேவா என்ன பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம் அந்த அந்த பொண்ணால் தானே பிரச்சனை இவ்வளோ அந்த பொண்ணால் தானே பிரச்சனை சின்ன பொண்ணு அது பேர் தெரியல பிரச்சனை வந்தாலும் என்ன நான் வானாண்ட இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி வேறு அங்கே போய் பேசிக்கலாம் அதான் நீ சண்டை அவனை அடிக்க என்ன செய்யாதுண்ணா ஃபோன் பண்ணு இது வந்துட்டான்டா இது வந்துட்டான்டா அதான் ரெண்டு பேரும் அடிச்சு சாவுதுங்களா கேட்டா பிரச்சனை பண்ணலாம் அச்சன் நினைச்சிக்கேன் அவங்களே கை நீ இப்ப சண்டை போடுறது கடைங்க வந்து

அவன் சண்டையை போட்டான் ஆனா சண்டை போட வீட்டுல யாருக்கா வீட்டுல யாருக்கா வீட்டுல யாரும் இல்ல சின்ன இருக்கு என்ன இப்ப அப்ப தானே நீ மேல அவன் கையில நான் வரல வரலையா என்னடா எனக்கு நான் போறேன் ஏய் நின்னு பேசு ஏன் பயப்படுற ஏன் பயப்படுற அப்புறம் அடி வரும் தாளமா ஏன் பயப்படுற இப்போ உங்க தப்பு இல்ல ஏமா தப்பு இல்ல அப்புறம் தான் தாளமா அடி வரணும் கேக்குறேன் டேய் நீ திருப்பி வச்சல அவன் வச்சன வந்து நான் வச்சன இல்ல நான் அடி போறேன் சொல்ல பேச வந்து வந்தேன் நானு ஏய் ஏய் ஓ என்ன என் பிரச்சனை எதுவுமே இல்ல இப்போ இவனாலையும் உன் தங்கச்சியால் தான் பிரச்சனையே எங்க ரெண்டு பேரும் இது என்ன நம்பவே மாட்டேன் உன்னாலதான் எங்க வீட்டுல பிரச்சனை என்ன அடியா அந்த சண்டை

பிரச்சனை நீ ஏய் எனக்கு விருப்பம் இல்லடா ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ண விருப்பம் இல்லடா விருப்பம் இல்லன்னா சொல்லாத விருப்பம் இல்ல எது விருப்பம் அவ்வளவுதான் கூப்பிட்டு போறான் நீங்க எல்லாம் போய் அடிச்சுக்கோங்க போங்க நீ ஒரு அந்த பொண்ணு அந்த பொண்ணு பண்ண போறியா இப்போ என்ன சொல்ற இப்போ எதுல அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணி பேசுற அதனால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது இப்போ எதை சொல்ற தெரியுமே சொல்லிட்டு நீ என்ன சொன்ன என்னடா கேளு அந்த பொண்ணு கேக்குறதுக்கு அந்த பொண்ணு எதுதான் சொல்லிருக்கு ஏய் அவன் தங்கச்சிட்ட பேசினா அவன் கோவம் தான் செய்யும் நீ ஏன் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணல நான் அவர் தங்கச்சிட்ட பேசுற அல்ப குட்டி எனக்கு ஒண்ணும் இல்ல சரியா நல்லா கூப்பிட சொல்லு கூப்பிட சொல்லு நேர்ல பேசி அன்னைக்கே சொல்லிச்சு இதுக்கப்புறம் நீ அசிங்க பண்ணுமா போதுமா தங்கச்சி மேல ரொம்ப தப்பு ஏதோ தப்பு தங்கச்சி அது பண்ணலடா பண்றான் எல்லா மேல கை வச்சு நானா வச்சா இப்போ நான் இருக்கேன் நானு என்ன என்ன

நீ தானே சொன்ன இப்போ என்ன சொன்ன என் தங்கச்சி தான் அவன் பேசுது அப்படின்னு இவன் தான் பேசுறான் அதான் இதை காதல கேவலமான ஃபேமிலி கேவலமான ஃபேமிலி ஃபேமிலி பார்த்தா சொல்லாது சரியா ஃபர்ஸ்ட் அவனுக்கு உன் விட்டு விடுறியா அவனுக்கு நீ உன் தங்கச்சி நீ தானே திரு உன் தங்கச்சி நீ தானே திருத்தணும் அப்பா இவன் தான்ப்பா ஃபர்ஸ்ட் மச்சி இப்போ நல்ல பொண்ணு பண்ணிருக்காதுப்பா நீ பண்ண கேட்க மாட்டியா அதெல்லாம் நான் பேசுறாங்க உன் யார மச்சி பா சொல்லு லவ் தானே நீ நான் பண்ண இல்ல இல்ல இல்ல உனக்கு ஒண்ணு ரொம்ப வேணும் உனக்கு ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய்